ஒரு ரூபா இல்ல ரெண்டு ரூபா இல்ல பத்து ரூபா இல்ல இருபது ரூபா இல்ல கிட்டத்தட்ட நூறு ரூபா எதுக்கு வெறும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் உங்களுக்கு நூறு ரூபா இந்த வீடியோ பார்த்துங்கிற பாதி பேர் மனசுல என்ன தோணுனா நிஜமாவே அந்த காசு வருமா அந்த காசு நம்ம கண்டிப்பா வந்துருவோம் அப்படின்னு மீதி பாதி பேருக்கு என்ன தோணுனா இந்த காசு நம்மளுக்கு எப்படி அனுப்புவாங்க போன்பேல அனுப்புவாங்களா கூகுள் பேல அனுப்புவாங்களா அதை நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லா சேனல்லையும் சொல்ற மாதிரி நம்ம சேனல்லையும் subscribe like extra extra extra எல்லாத்தையும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் அந்த காசு உங்களுக்கு எப்படி வரணும்னா நான் முதல்ல ரெண்டு பிளான் போட்டேன் ஒன்று PhonePe Google Pay net banking அக்கௌண்ட்ல எதுனா சென்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் அப்படி அனுப்பு அந்த account number Google Pay number அனுப்ப சொன்னால் பல பேர் பயப்படுவாங்க ஏன்னா நம்ம அக்கௌண்ட்லேருந்து காசு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அதனால ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ஷன் பண்ணேன் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா உங்க அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா போதும் உங்களுக்கு மணி ஆர்டர் வரும் இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கு உங்க அப்பா அம்மாக்கு உங்க அண்ணன் தங்கச்சிக்கோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு ஒரு மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த வீடியோ பாக்குற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கக்கூடாது அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது அதாவது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் புரியுதா நம்ம சேனல்ல வேற வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு போது லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ற மாதிரி மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க என்ன பண்ணணும்னா உடனே உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு உங்க பேர் உங்க ஊர் உங்க அட்ரஸ் பிளஸ் நீங்க எடுத்து வச்ச மூணு ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்புங்க இந்த நம்பரை நீங்க கரெக்டா நோட் பண்ண முடியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு போய் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த காசு உங்களுக்கு எப்போ வரும் நம்ம சேனலுக்கு ஒரு கே சப்ஸ்கிரைப் வந்த அன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண எல்லாரும் பேரையுமே தனித்தனி சீட்டில் எழுதுவோம் எழுதிட்டு அதை ஒரு பவுலில் போடுவோம் அதில் பத்து பேர் செலெக்ஷன் பண்ணுவோம் முதல் ரெண்டு பேருக்கு முந்நூறுரூவா அதாவது ஒரு சப்ஸ்கிரைபுக்கு நூறுரூவா நெக்ஸ்ட் மூணு பேரை செலெக்ஷன் பண்ணுவோம் அதில் நூறு ரூபா அதாவது அந்த மூணு பேருக்கு ரூபா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா நெக்ஸ்ட் அஞ்சு பேர் இருக்காங்க அந்த அஞ்சு பேருக்கும் ஐம்பது ரூபா அதாவது பதினாறு ரூபா அறுபத்தாறு பைசா மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால ஒரு ரூபா கூட இழக்க போறது கிடையாது ஆனா ஒருவேளை நீங்க அந்த பத்து பேர்ல முத ரெண்டு வந்துட்டீங்கன்னா முந்நூறு ரூபா அதாவது ஒரு நூறு நூறுரூவா அது ஒருவேளை அது இல்லாமல் அடுத்து மூணு பேர் வந்துட்டீங்கன்னா நூறுரூவா அதாவது ஒரு சப்ஸ்கிரைபுக்கு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி மூணு பைசா அதுலேயும் வரல அடுத்த அஞ்சு பேர்ல வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபா அதாவது ஒரு சப்ஸ்கிரைபுக்கு பதி ஆறு ரூபா அறுபத்தாறு பைசா நீங்க அந்த அஞ்சு பேர்ல செலக்ஷன் ஆனா கூட ஐம்பது ரூபா வரும் அந்த ஐம்பது ரூபாயில ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போய் ஜூஸ் சாப்பிடலாம் மூணு ஃப்ரெண்ட்ஸ் போய் பப் சாப்பிடலாம் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போய் டீ குடிக்கலாம் ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க முன்ன சப்ஸ்கிரைப் பண்றதுனால ஒரு ரூபா கூட இழக்க போறது கிடையாது கெயின் பண்ணா அந்த லக்கி கை நீங்களாம் தான் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் சப்ஸ்கிரைப் பண்றீங்க ரெண்டு பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்க மூணு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க உங்க பேரு வாட்ஸ்அப் அந்த போட்டோவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றீங்க அடுத்த சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வெள்ளப்பனாரம் நன்றி வணக்கம் மறக்காம இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க வேற வீடியோ பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க